ஹலோ இன்றைக்கே நம்ம ஒரு ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இதில் வந்து அமுல் விப்பிங் க்ரீம் வந்து இது ஒரு லிட்டர் பாக்கெட் பட் இதில் வந்து நான் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இதில் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் உள்ள எம்எல் மில்க் மெய்ட் நம்ம கொஞ்சம் வந்து எசன்ஸ் வனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அமுல் விப்பிங் க்ரீம் வந்து இப்போ தான் வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தேன் ரூம் டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் விக் பண்ணிங்கன்னா அது சரியாக வராது அதனால் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே வந்து நம்ம அதை விப் பண்ணணும் இப்போ நம்ம விப் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுட் ப்ராசஸரில் வந்து விப்பிங் பிளேட் போட்டிருக்கேன் இப்போ அதை விக் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் நீங்கள் அதிலே கூட அடிக்கலாம் இப்போ இது ஒரு டென் மினிட்ஸ் விப் ஆச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இல்லை வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் மில்க் மெய்ட் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் ஊற்றுறேன் இப்போ இப்போ கலக்கி விடலாம் இதை வந்து ஜஸ்ட்டு வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்தால் போகிறோம் ரொம்ப வந்து பிஸ்க் வச்சு அடிக்கலாம் வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நீங்கள் கலக்கி விடுங்க இதுக்கு மீட் போட்டிருக்கேன் இது பா நான் விப்பிங் க்ரீமில் பாதி இதை வந்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம் இது லிட் போட்டு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஊற்றிட்டு இதை லிட் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு எயிட் ஹார்ஸ் வந்து வச்சிடலாம் இப்போ இன்னும் பாதி இருக்குது அதையும் பண்ணுறேன் இப்போ நம்ம லைஸ் நட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நட்ஸ் வச்சுருக்கேன் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த பாதி விப்பிங் க்ரீம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம கேரமலைஸ்டு நட்ஸ் போட்டு நம்ம வந்து இந்த ஐஸ்கிரீம் பண்ணலாம் இப்போ ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன் நாலு வேண்டாம் ஒரு மூணு போடலாம் இது வந்து கொஞ்சம் நேரம் வந்து வறுத்திங்கன்னா அது அப்படியே உருகும் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் இப்போ இது அப்படியே ஹீட் பண்ணோன்னா உருகுது பாருங்கள் இல்லை உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உருகணும்னா கொஞ்சம் தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஒரு டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் பட் அதே தேவையில்லை இதே வந்து நல்லா உருகிட்டோம் இப்போ இது நல்லா உருகி கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் உருகிடுச்சு இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம வந்து நட்ஸ் போட்டுக்கலாம் கேரமில் சுகர் கூட இருக்குது நீங்கள் வாங்கி உடனே பண்ணிடலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த நட்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம் தீய விட்டுறாதீங்க அவ்வளோதான் நல்லா கலந்துட்டு நம்ம வந்து பட்டர் பேப்பரில் நம்ம இதை ஊற்றிட்டோன்னா ஆறுன பின்னாடி நம்ம உடச்சிக்கலாம் வந்து கொஞ்சம் ஆறுன பின்னாடி நம்ம பொடிச்சு பொடிச்சு அந்த ஐஸ்கிரீமில் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஒரு சிம்பிள் இதுக்கு வந்து நம்ம கேரமில் சுகர் கூட இருக்குது மார்க்கெட்டில் அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா சர்க்கரை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும் பட் சர்க்கரையிலே நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் சரி இப்போ நம்ம ஐஸ்கிரீம் போடலாம் இப்போ இதோட மிச்சம் வந்து இன்னொரு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படியே வந்து அதை ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வனிலா எசன்ஸும் ஊற்றிக்கலாம் இதையும் வந்து நல்லா கலந்து விடலாம் அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி தான் விடணும் ரொம்ப வந்து இதையும் வந்து நம்ம வந்து பீட் பண்ணிட்டோன்னா நல்லா இருக்காது இப்போ கேரமலைஸ்ட் நட்ஸு நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடிச்சுக்கலாம் இப்போ பொடிச்சாச்சு இதுவும் வந்து நல்லா வந்து கலக்கி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம கண்டெய்னரில் ஊற்றிடலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா கிறிஸ்டல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது இப்போ நான் பாதி ஊற்றுறேன் இதில் கேரமலைஸ்டு நட்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை சாப்பிடும்போது நல்லா ஒரு கிறிஸ்பி ஃபீலிங் இருக்கும் அங்கங்கே வந்து நட்ஸ் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பியும் மேலே வந்து இது ஊற்றிக்கலாம் அதே போல் மேலே வந்து நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா வந்து டூட்டி ஃப்ரூட்டி செரீஸு அதெல்லாம் கூட வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மூடி போட்டு ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சிடலாம் நல்லா இப்போ சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா ஐஸ்கிரீம் வந்து நல்லா கட்டிடுச்சு இதை பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிள் இதுக்கு இன்க்ரீடியன்ஸும் வந்து இதை குக்கெல்லாம் பண்ண வேண்டாம் ரொம்ப ஒரு சிம்பிள் ஐஸ்கிரீம் க்ரீமும் கண்டென்ஸ்ட் மில்க் இருந்தால் நமக்கு போகிறோம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம் நல்ல ஸ்மூத்தான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் வேறு ரெசிபீஸும் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்